வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன் இன்னைக்கு காவங்கர மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் அங்கே பூங்குழலின்னு சொல்லி புது வகையான ஒரு மீன் இருந்தது அந்த மீன் கட் பண்ணுறதை தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்க காத்தி பேர் சொல்லு காத்தி இருக்கும் அஞ்சலை விட பெட்டரா இருக்கும்

அடுங்க அடுங்க தங்கத்தை காட்டு போடுங்க தம்பி என்ன நினைச்சு Thank you. டேஸ்டியான வவ்வால் பேம்ப்ளட் மீனுன்னு சொல்லுவாங்க இந்த வவ்வால் வந்து பயங்கர டேஸ்டான மீன் குழம்பு மூணு மூணு

எஸ் சார் uh, இந்த மீன் பேர் சொல்லுங்க ஒவால் மீன் பார்த்து ஒவால் மீன் பேம்லெட் இங்கிலீஷில் பேம்லெட் பிளாக் பேம்லெட் இருபத்தஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க